இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது என்று பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு பகவான் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நாலாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு வேறு அது நல்ல பயிற்சி சனீஸ்வரனை பொறுத்தவரையில் ஜனவரியிலிருந்து ஏழரை சனி இத்தனை காலமும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தது ஏழரை சனி முடிஞ்சு சனீஸ்வரன் மூன்றாவது வீட்டுக்கு வரார் அப்போ இரண்டு கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு நன்மையானதாகவே அமையுது அக்டோபர் மாதத்தில் ராகு கேது பயிற்சி வேறு இருக்குது இந்த கிரக நிலைகளை எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மையான பலன்களே நடக்க போதும் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியம் நிறைவேறும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தனுசு ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு இருக்கிறீர்கள் இந்த விஷயம் நடக்கவில்லையே நடக்க வேணும் ஆனால் நடக்க இல்லைன்னு யோசிச்சு கொண்டு இருக்கீர்கள் அந்த விஷயம் நடப்பதற்கு உண்டான காலம் சாதகமாக மண்டி விட்டது காலம் கனிந்து விட்டது காலம் சாதகமாக மாறிவிட்டது இப்போ நடக்க போதும் நீங்கள் நினைச்ச ஒரு விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது முதலாவது மனப்பயம் நீங்கும் மனசில் இருந்து வந்த பயம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து மனசில் ஒரு பயம் இருந்தது ஒரு தயக்கம் இருந்தது ஒரு வெக்கம் இருந்தது இந்த மனப்பயம் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும் அது ஒரு பெரிய விஷயம் மனசில் நல்ல தைரியம் ஏற்பட்டு விடும் எதையும் தைரியமாக பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் சிந்தித்து நிதானமாக அப்படி என்ன சொல் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் நின்று நிதானமாக சிந்தித்து உடம்பை விட மூளையினால் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இப்போ உடல் பலத்தை நம்புறதில்லை அவர்களுடைய மூளை அசாத்தியமான திறமை எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் என்ன நடக்கும் இது நல்லதா கெட்டதா இதனுடைய பின்விளைவுகள் என்ன நடைமுறை சாத்தியம் என்னெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை மிக்கவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சரி அதை பற்றி பேசினா நிறைய தனுசு ராசிக்காரரை பற்றி பேசலாம் மன பயம் நீங்கும் மனசில் தைரியம் உருவாகும் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது யோகமான காலமாக அமையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும் புதிய முதலீட்டை வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதிக வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய செயல்களில் ஈடுபடலாம் நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நல்ல வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய நல்ல விஷயத்தை அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நீங்கள் நல்லபடியாக செய்யலாம் செலவழிக்கலாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் முதலாளியாகும் யோகம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இத்தனை காலமும் ஒருவருக்கு கீழே இருந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஒருவருக்கு ஒருவருக்கு உழைத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் முதலாளி இருக்கவே மாட்டார் இவர் தான் கடையில் இருப்பார் ஆனால் இவர் முதலாளி இல்லை இவர் தான் முழு கடையும் வாடிக்கையாளர்கள் எல்லாம் நினைக்கிறது இவர் தான் முதலாளி என்று ஆனால் இன்னொருத்தர் முதலாளி அவர் கடைக்கு வரவே மாட்டார் இவர் தான் இருந்து எல்லா விஷயத்தையும் செய்வார் ஆனால் இவர் முதலாளி இல்லை அப்படி செய்யக்கூடியவர்கள் நீங்களே தனிமையோடு தனியாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது தொழிலாளியாக இருந்தவர் முதலாளியாக வருவார் இன்னொருத்தருக்கு கீழே நீங்கள் வேலை செஞ்சதெல்லாம் போதும் இனிமேல் நீங்களே முதலாளி நீங்களே தனிமையாக தனித்துவமாக தனியாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அதை சிறப்பாக நடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகும் அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வியில் பாரிய முன்னேற்றம் ஏழரை சனி காலத்தில் கல்வியில் சோம்பல்தனமாக இருந்தீர்கள் படிக்காமல் இருந்தீர்கள் ஹோம்ஒர்க் ஒழுங்காக செய்கிறதில்ல மாஸ்டர்கிட்ட போய் அடி வாங்கிறது திட்டு வாங்கிறது படிக்க ஆர்வம் இல்லாமல் இருந்தீர்கள் இப்பொழுது அப்படியில்லை மாணவர்கள் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் அதிக ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அதுவும் குரு பேச்சுக்கு பிறகு சனி பேச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஏப்ரல் மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மேய்க்கு பிறகு குரு பேச்சு நடக்கும் அதுக்கு பிறகு ஆர்வத்தோட கல்வி கற்பீர்கள் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர் கல்வி டிப்ளமா பண்ணணும் டிகிரி ஒன்று எடுக்கணும் என்று ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் அந்த உயர் கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரச ஆதரவை எதிர்பார்த்தவர்களுக்கு அரச ஆதரவு கிடைக்கும் எனக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும் ஐயா நான் என்ன இருந்தாலும் அரசாங்க உத்தியோகத்தை நான் ஆசைப்படுறேன் அந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும் ஐயா கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு அரச உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு சம்பந்தமான நோய்கள் வந்தால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வயிற்று பகுதியில் ஏதாவது நோய்கள் வர்றது வயிற்று பகுதியில் ஆரோக்கிய குறைவு ஏற்படுறது வயிற்று வலி ஏற்பட்டால் தேவைப்பட்ட மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சுப காரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் ஐயா வீட்டில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளை பாக்கியம் உருவாகணும் அப்படி இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வசதி இல்லை நானே திருமண வயசில் இருக்கிறேன் ஐயா ஐயா திருமணம் நடக்குதில்லை இப்போ திருமணம் நடக்கும் கல்யாணம் கட்டிட்டேன் ஐயா மூன்று வருஷம் ஆச்சு ஒரு வீட்டில் ஒரு புழு பூச்சி இல்லை ஐயா ஒரு பிள்ளைஸ் இல்லாமல் இருக்கிறோம் ஐயா எல்லாரும் கேட்குறாங்களுங்களை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சில் குரு வந்தால் புத்திர தோஷம் நீங்கும் புத்திரர் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அஞ்சில் குரு பூர்வ உண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானத்தில் குரு வந்தால் குழந்தை பாக்கியம் முடிவாகும் நல்ல குழந்தை கிடைக்கும் சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பிள்ளை இல்லாதவர் அதாவது நீங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடிச்சுட்டுனா நாலு வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை அக்கம் பக்கத்தில் எல்லோரும் கேட்கணுமெண்டா குழந்தை பாக்கியம் உருவாகும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கோ தேவைப்பட்ட மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ உதவி பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் முயற்சி செய்யுங்கோ அஞ்சில் குரு வருது ஏப்ரல் மேக்கு மேலே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது அதே நேரத்தில் பிள்ளைகளால் நன்மைகள் உருவா பிள்ளை படிக்கலன்னு கவலைப்பட்டீங்களா இனிமேல் பிள்ளை படிக்க தொடங்கிடும் பிள்ளையோட பழக்க வழக்கத்தினால் கவலைப்பட்டீங்களா கெட்ட பழக்கத்தில் இருந்து பிள்ளைகள் எல்லாம் விடுபட்டுரும் அதே நேரம் பிள்ளைகள் வெளிநாடு போகலான்னு கவலைப்பட்டீங்களா வெளிநாட்டு யோகம் ஏற்படும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லது நடக்க பிள்ளைகளால் நன்மை பிள்ளைகள் வந்து உங்களுடைய பெயரை காப்பாற்றுவார்கள் இந்த இவரோட அப்பா இவர் என்று சொல்லக்கூடிய அளவில் நடக்கும் அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கிற காலத்தில் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செய்தால் பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும் பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய காலம் இது குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கோ ஒரு முறை ஸ்தல யாத்திரை ஈழத்தில் பஞ்ச ஈஸ்வரங்கள் இருக்குது அதை ஒரு முறை எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்கும் ஒரு முறை நல்லூருக்கு போயிட்டு வாங்கும் இல்லாட்டி ஒரு முறை கதிர்காமத்துக்கு போயிட்டு வாங்கும் அல்லது உங்களுடைய குலதெய்வாலயத்துக்கு போயிட்டு வாங்கும் அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்கும் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை செய்கிறது நல்ல ஆறுகளில் போய் கலனியாது அதே மாதிரி பாலாவி கங்கை இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு ஆறுகள் இருக்கும் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யுங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் வெளிநாட்டில் திருமணம் செய்யணும் அல்லது திருமணம் முடிச்சுட்டு அவர் போயிட்டாரையா என்ன கூப்பிடையில் ஒரு வருஷம் ஆச்சு உங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு போக யோகம் உண்டு இங்கே வந்தாரையா நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணினோம் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் என்ன கூப்பிட்றன்றார் மூன்று வருஷமாச்சு இன்னும் கூப்பிட இல்லை வாய்ப்பு வர இல்லை எம்பசியில் ரிஜெக்ட் பண்ணிட்டான் நீங்கள் எல்லாரும் இப்போ முயற்சி செய்யுங்கோ கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு பிள்ளைகள் படிக்கிறதுக்காக போகிறதா இருந்தாலும் சரி ஒர்க் பெர்மிட் எடுத்து வேலை செய்கிறதுக்கு போகிறதா இருந்தாலும் சரி நிரந்தரமாக வசிப்பதற்காக அங்கே போகிறதா இருந்தாலும் சரி கல்யாணம் முடித்து வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லது தொழில் நிமித்தம் ஒரு முறை போயிட்டு வரணும் இந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு யோகம் உருவாகும் அதே நேரத்தில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் நீங்கள் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் வசதியாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையில் அடுத்த தரத்துக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போய்விடுவீர்கள் கொஞ்சம் வசதிகள் மேம்படும் சின்ன சின்ன சாமான்கள் வாங்கும் வீட்டுக்கு ஒரு சோபா செட்டை வாங்கினோம் வீட்டுக்கு ஏசி பூட்டணும் வீட்டில் ஒரு சாமிக்கு தட்டு கபர்ட் ஒன்று அடித்து வச்சோம் புதுசாக இந்த மாதிரி புதிய ஒரு வாகனம் வாங்கினோம் பழைய காரை விற்றுட்டு புது கார் வாங்கினோம் ஆட்டோவை விற்றுட்டு கார் வாங்கினோம் மோட்டார் சைக்கிளை விற்றுட்டு ஆட்டோ வாங்கினோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் விடும் எந்த சிக்கலும் இப்போ வராது பெரிய அளவு சிக்கல்கள் எதுவும் வராது உங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக போய்கொண்டிருக்கும் நீங்களாக ஏதாவது தேடிக்கொண்டாலே ஒழிய வேறு எந்த சிக்கலும் உங்களுக்கு வராது நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் மாற்றிக்கொள்ளாமல் தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடாமல் மூன்றாவது மனிதர்களுடைய பிரச்சனையில் மூக்க நுழைக்காமல் உங்களுக்கு இல்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே பெரிய போதுமான விஷயம் வேறு சிக்கல் வராது பெரியவர்களின் நல்லாசிகளை பெறக்கூடிய காலமாக வயசுக்கு மூத்தவர்களோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுங்கோ அவர்களோட காலில் விழுந்து கும்பிடுங்கோ பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுங்க நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் நல்ல சந்தர்ப்பங்கள் வெறும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்துங்கள் சந்தர்ப்பங்களை தவற விடாதீர்கள் சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்துங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையுது புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவித்து விடுங்கோ பொறுமையோடு செயல்படுங்கோ எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி அமையும் நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வேணுமென்று வாழ்க்கை வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்